everyone welcome to cook with DD இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்பெஷல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் சிவப்பரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி கிடையாது இது வந்து பாயசத்துக்குன்னு ஸ்பெஷலாக சிவப்பரிசின்னு இருக்குது அது கேட்டு வாங்கிக்கோங்க தேங்காய் பால் தேவையான அளவு எடுத்துக்கோங்க மண்டை வெள்ளம் பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க இது தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் கா கப் எடுத்துக்கோங்க இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏலக்காய் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த முந்திரி பத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு பத்து எடுத்துக்கோங்க நெய் தேவையான அளவு இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம் இப்போ இந்த அரிசி வந்து நீங்கள் வந்து தண்ணியில் வேக வைக்காதீங்க தேங்காய் பால் சேர்த்து வேக வைங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் ஒரு நாலு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிற போகிறேன் இப்போ இது வேகட்டும் இந்த அரிசி வேகிறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரை டைம் எடுக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வெந்துருச்சு இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மண்டபில் பாகு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அரிசியோட அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பாருங்க இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு அரிசியோட நல்லா வெள்ளப்பாகு ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் மூணு கப் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் பால் சேர்த்துருக்கனால இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து நான் வந்து தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் நாம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் அதில் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்த தேங்காய் உலர்ந்த முந்திரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் அதிகமாக சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க மிக்ஸ் ஆகட்டும் எல்லாம் இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ